நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு ஒரு ஓரமாக இருந்து வேடிக்கை பார்த்தா நாமளும் எல்லாருக்குமே நல்லவங்களா தெரியும் ஆனால் அதை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா நாம் இங்கே எல்லாருக்குமே கெட்டவங்களா தெரிய ஆரம்பிப்போம் இதுதான் வாழ்க்கை ஆனால் மற்றவங்களுக்கு எங்கே கெட்டவங்களா தெரிஞ்சிருவோம் அப்படின்னு நம்மளை நாம் மாற்றிக்க முடியாது தப்புனா கேட்குறதுல தப்பு இல்லை